கொரோனா காலகட்டத்தில் அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டுச்சு எல்லாரும் ஊசி போடணும் எல்லாரும் எல்லாரும் சொல்லுங்கள் எல்லாரும் எல்லாரும் ஊசி போடணும் போடாமையே போட்டோம் போட்டோம்னு சில பேர் பயந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்களா சொல்லிட்டு இருந்தாங்களா அதுக்கப்புறம் அரசாங்கம் சொல்லுது ஊசி போட்டவன் எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் இருக்குது என்ன இருக்குது இப்போ டவுட் வந்துருச்சுன்னா நீங்கள் எதை காட்டணும் நீங்கள் எதை காட்டணும் ஐயா நான் போடலை என்னைக்கு வரைக்கும் போடலை இன்னைக்கு வரைக்கும் என்னை யாருமே சர்டிஃபிகேட் எங்கேன்னு கேட்கல இன்னைக்கு வரைக்கும் பொருள் இனிமேலும் போட மாட்டேன் இது ஏன் விசுவாசம் நான் உங்கள் யாரையும் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் ஏன் விசுவாசம் நான் போயிட்டுருக்கிறேன் என்னை விட்டுருங்க நான் உங்களை பற்றி எதுவுமே சொல்லலை அது உங்களுடைய காரியம் இப்போது இந்த சர்டிஃபிகேட்டை அரசாங்கம் ஏன் அறிமுகப்படுத்திச்சு தெரியுமா யாரும் ஏமாற்றக்கூடாது யாரும் அது மட்டுமல்ல எல்லாரும் கட்டாயம் என்ன செஞ்சுருக்கணும் அதுக்காக தான் இப்போ அதில் இருக்கிற நோக்கம் சரி தப்புங்கிறது அப்புறம் நம்ம பேசிக்கலாம் இப்போ அது நமக்கு வேண்டாம் அது நமக்கு வேண்டாம் இதன் வழியாக அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா எல்லாரும் போடுறாங்க அப்படிங்கிறது அரசாங்கம் சொல்லுது எல்லாரும் போடுறாங்கங்கிறத அதை வச்சு நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம் உறுதிப்படுத்திக்கிறேன்னு சொல்லுது அப்போ அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருது அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு சரி இதே மாதிரி தான் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு பரலோகம் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குது அப்போ சில நடவடிக்கைகள் ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் வேகமாக படிக்க பார்க்கலாம் அப்போ சில ரெண்டு முப்பத்தி எட்டு சீக்கிரமா நான் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயத்தை குறித்து பேசணும்னு சொன்னேன் இன்னும் ஒரு காரியத்தில் தான் நின்றுட்டு இருக்கிறோம் ஆ பேதிரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் ஒரு சொல்லுங்க இங்க வசனம் சொல்றதை கவனிங்க ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று ரட்சிப்புக்கு என்று மீட்புக்கென்று நித்திய மீட்பிற்கென்று ஏசு கிறிஸ்துவை நாமத்தினாலே ஞான ஸ்நானம் வாங்கிக்கிங்க அப்போ உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் வரம் கிடைக்கும் அப்படிதான் எழுதியிருக்கு ஹலே லூயா நான் வேகமாய் சொல்லிட்டு போகிறேன் கவனிச்சுக்குங்க இப்போ பைபிள் சொல்கிற வார்த்தை என்ன பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்கு தான் இயேசு வந்தார் பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்கு தான் பாவ மன்னிப்பை நமக்கு வாங்கி தரதுக்கு தான் சிலுவையில் அவர் என்ன செஞ்சார் ரத்த சிந்தித்தார் இப்போ இந்த பாவம் மன்னிப்புக்கு காரணமாகிய இயேசுவின் மேலே விசுவாசத்தை கரெக்டாக வச்சு இயேசுதான் எனக்காக வந்தார் இயேசுதான் எனக்காக ரத்த சிந்தினார் இயேசுதான் எனக்காக மறித்திருக்கிறார் அப்படிங்கிறத முழுசா நீங்கள் நம்பி முழுசா நீங்கள் விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்றா மார்க்கு பதினாறு எழுதி எழுதியிருக்குது விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ எல்லாம் இல்லையா சபையில் சேர்த்துறதுக்காக சபையில் சேர்ந்துக்கிறதுக்காக நானும் ஞானஸ்நானம் வாங்கினேன் என்னை மெம்பர் ஆக்கிக்கிட்டாங்க அல்லது ஞானஸ்நானம் எடுத்துக்க சொன்னாங்க அதனால் நான் எடுத்தேன் அல்லது ஞானஸ்நானத்தை கல்யாணம் அப்போ தான் கொடுப்பேன் நாங்கள் அப்போ தான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் இந்த மாதிரி விஷயத்துக்காக நான் ஞானஸ்நானம் எடுத்துறேன் அப்படின்னு சொல்கிற ஒருத்தனையும் பரலோக அங்கீகரிக்காது ஹலோ லூயா நாங்கள்லாம் நானெல்லாம் யாருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாலும் உபதேசம் சொல்லாமல் கொடுக்க மாட்டேன் உபதேசத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவேன் அதுக்கப்புறம் கேட்பேன் நீங்கள் விசுவாசித்தா இப்போ ஒப்பு கொடுங்க உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறேன் ஆமே சில பேர் சில பேர் விசுவாசம் வராமல் எந்திரிச்சு போயிட்டாங்க அவங்களுக்கு நான் கொடுக்கல அவங்கள காம்ப்ரமைஸே நான் பண்ணலை சில பேர் விசுவாசித்து இப்போவும் நான் என்னை ஒப்பு கொடுக்குறேனாங்க அவங்களுக்கு மட்டும்தான் நான் நான் ஞானஸ்நானம் கொடுத்துருக்குறேன் நான் யாருக்கும் சபையில் கூட்டத்தை சேர்த்தனும் ஆள் சேர்த்தனு யாருக்கு இதுவரைக்கும் ஞானஸ்நானம் நான் கொடுத்ததே இல்லை ஆண்டவருக்கு மட்டுமே ஆண்டவர் சாட்சியாக இருக்கிறார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஞானஸ்நானமே எப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு சரியான தாக்கத்தை ஏற்படுத்துது தெரியுமா ஞானஸ்நானத்தினுடைய அந்த சுத்திகரிப்பு அந்த பரிசுத்தமாக்கப்படுதல் அல்லது அந்த பாவ மன்னிப்புக்குள்ளே உங்களை வழி நடத்துறது எப்போ தெரியுமா உருவாகுது நீங்கள் அவர் மேலே உண்மையான விசுவாசத்தை வச்சு வாங்கும்போது அலையலூயா அதனால தான் ஞான ஸ்நானம் கொடுக்க இறங்குற எல்லா இடத்துலையும் நான் விசுவாசியில் பார்த்து கேட்பேன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிக்கிறாயா அலையலூயா அவங்க அங்கே அறிக்கை செய்கிறாங்க ஆமாயா நான் இயேசுவை அதுக்கப்புறங்க இப்ப இயேசு கிறிஸ்து உங்களுக்காக வந்தார் மறித்தார் ரத்தம் சிந்தினார் உயிரோடு மூன்றாம் நாளிலே எழும்பினார் பரம் பரமேறி போனார் மீண்டும் உங்களுக்காக வரப்போறார் விசுவாசிக்கிறியான்னு கேட்பேன் ஆமாயா விசுவாசிக்கிறேம்பாங்க அதுக்கப்புறம் ஏசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சகராக உங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறீங்களான்னு கேட்பேன் அவங்க ஏற்றுக்கொள்றையான்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் ஞானஸ்தானம் கொடுக்குறத பற்றி நான் யோசிப்பேன் அலே லூயா ரொம்ப முக்கியங்க ரொம்ப முக்கியம் விசுவாசமே இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாமல் உபதேசத்தை புரிஞ்சுக்காம நீங்கள் எந்த ஞானஸ்நானம் வாங்கினாலும் எத்தனை ஞானஸ்நானம் வாங்கினாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது அது உங்களை ரட்சிக்கவே ரட்சிக்காது வேதம் ரொம்ப கிளியராக பேசுது இயேசு கிறிஸ்து ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கிறாரு விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றா ரட்சிக்கப்படுவான் அப்போ சில ரெண்டு முப்பத்தி எட்டு ரொம்ப அழகா சொல்லுது மனம் திரும்பி ஒவ்வொருவனும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறணும் பெற்றால் பரிசுத்தாவியின் வரத்தை பெறலாம் அப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க அப்படிங்கிறத சர்டிஃபிகேட் பண்ணுறதுக்கு தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி உங்களை இன்னும் விசேஷமான பாதைகளிலே சத்தியத்திற்குள்ள வழிநடத்த தான் ஆண்டவராக இயேசு என்னத்தை நமக்கு தந்திருக்கிறார்னா பரிசுத்தாவியை தந்திருக்கிறார் அப்போ சில நடவடிக்கைகள் ஒன்றாம் அதிகார நான்காம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே இயேசு சொன்னார் யோவான் ஜலத்தினால் இங்கே ஞானஸ்நானம் கொடுத்தான் நான் உங்களுக்கு கொஞ்ச காலத்தில் நீங்கள் பரிசுத்தாவினால் என்ன செய்ய போகிறீங்கன்னா ஞானஸ்நானம் பெற போகிறீங்கன்னு ஆண்டவர் சொன்னார் ஹலலூயா அப்போ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அதிகாரப்பூர்வமான அங்கீகாரத்தை எது தருது தெரியுமா அபிஷேகம் பரிசுத்தாவியானவருடைய அதனால தான் அப்போசனாகி பவுல் அப்போசன நடவடிக்கைகள் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் கேட்டார் நீங்கள் விசுவாசிகள் ஆன போது பரிசுத்தாவை பெற்றீர்களா என்ன கேட்குறாரு பரிசுத்தாவியை பற்றியே கேள்விப்படலின்னு சொல்லும்போது பவுல் கேட்குறார் நீங்கள் என்ன ஞான ஸ்நானம் வாங்கினீங்க அவங்க சொல்கிறாங்க நாங்கள் யோவான் கொடுத்த மனந்திரும்பலுக்குன்னு கொடுத்த ஞான ஸ்நானத்தை வாங்கினோம் அப்போ பவுல் சொல்கிறாரு பிந்தி வருகிறவராகிய இயேசுவில் நீங்கள் விசுவாசம் வைக்கணும்னு சொல்லித்தானே உங்களுக்கு அவன் ஞான ஸ்நானம் கொடுத்தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு அவங்களுக்கு திரும்ப ஞான ஸ்நானம் கொடுத்து அவங்க மேலே கைகளை வைக்கும்போது அவர்கள் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டார்கள் விசுவாசியுடைய ரட்சிப்பு சரியாக இருந்துச்சுன்னா விசுவாசி எல்லாரும் கவனிச்சுட்டு வாங்க விசுவாசியினுடைய ரட்சிப்பு சரியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அபிஷேகம் மிக சரியாக கொடுக்கப்படும் ஹலலூயா ரட்சிப்பு சரியில்லைன்னா அபிஷேகம் இருக்காது நான் சொல்றது நீங்கள் நல்லா விளங்கி கொள்ளணும் வேதம் ரொம்ப கிளியரா பேசுது ரட்சிப்பை உறுதிப்படுத்துறதுக்கு தான் அதை சர்டிபிகேட் பண்றதுக்கு தான் எது இந்த ஆவியானவர் தான் உங்களை பயத்திற்கு விளக்கி தைரியப்படுத்தி அப்பா பிதாவேன்னு கூப்பிட வைக்கிறார் இவர் தான் கூப்பிட வைக்கிறார் ஆலையிலூயா அப்பா பிதாவேன்னு என்னை கூப்பிட வைக்கிறது யாருங்க ஆவியானவர் தான் இயேசுவே யோவான் ஸ்நானகனால ஞான ஸ்நானம் பெற்று கரையேறுகிற உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் ரூபம் கொண்டு அவர் மேல் வந்து இறங்கினார் ஹலலூயா ஏசையா அறுபத்தி ஒன்று ஒன்றில் எழுதியிருக்கிறபடி கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று இயேசு தைரியமாய் சொன்னார் ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் அப்போ சிலர் பத்து முப்பத்தி எட்டில் எழுதப்பட்டிருக்கிறது நெசனாகி இயேசுவை தேவன் வல்லமையினாலும் தம்முடைய ஆவியினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராகவும் சுற்றித் திரிந்தார் என்று வேதம் எழுதியிருக்கிறது அமேன் இயேசுவுக்கும் அபிஷேகம் அவர் மேலும் ஆவியானவர் ஹாலே லூயா நம்மால் சொல்கிறான் ஆவி பற்றிலாம் பெந்தே கோஷ்டிக்காரன் பேசுகிறான் பெந்தே கோஷ்டிக்காரன் பேசலையா இயேசு பேசியிருக்கிறார் ஹலோ லோயா பெந்தே கோஸ்தே சபாதை வலியுறுத்தது ஏன்னா பெந்தைகோஸ்தே சபை ஆவியை பெற்ற சபை பெந்தைகோஸ்த சபை பரிசுத்த ஆவிக்குள்ள நிரப்பப்பட்டிருக்கிற சபை பெந்தைகோஸ்த சபை பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிற சபை பெந்தைகோஸ்தே ஊழியக்காரன் பரிசுத்த ஆவியான ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிற ஊழியக்காரன் ஆகவே அங்கே இந்த உபதேசம் அதிகமாய் பேசப்படுகிறது தைரியமாய் பேசப்படுகிறது திரும்ப திரும்ப பேசப்படுகிறது ஸோ ரட்சிப்பு பாவ மன்னிப்பாகிய மீட்பு நித்திய மீட்பு இதைய நமக்கு தர்றதுக்கு தான் ஏசு சிலுவையில் மறித்தான் ஹலலூயா ஏசு சிலுவையில் அந்த ரத்தம் அந்த ரத்தம் என் பாவங்களை மன்னிக்கிறது அந்த ரத்தம் நான் விசுவாசம் வைக்கிற பொழுது ஏசு ஏசு சொல்லும் போது சிலருக்கு சொன்னார் உதாரணமா பெதஸ்தா குளத்தண்டையில் படுத்திருந்தா பார்த்தீங்களா பெதஸ்தாவுக்கு வந்து சுகமாக கிடந்தான் அவனுக்கு ஆண்டு சொன்னார் உன் பாவங்கள் உனக்கு உன் படுக்கையை எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் ஏசு மறிக்கிறதுக்கு முன்னால் வரைக்கும் யாரை சந்தித்து பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொன்னாரோ அவங்களுக்கு மட்டும்தான் மன்னிப்பு கிடைச்சது விபச்சாரத்தில் கையும் மையும் ஒரு பெண் சிக்கினா எல்லோரும் கல் எடுத்து வச்சுக்கிட்டு மோசையின் பிரமாணத்தின்படி அடித்து கொள்ளணும் நாங்கள் கரெக்டு தான் தப்பெல்லாம் இல்லை ஆனால் ஏசு என்ன கேட்டார்னா உங்ககிட்ட யாருக்கிட்ட பாவம் இல்லையோ அவங்க அடிங்கினார் ஏசு என்ன சொல்கிறாரு ஏ அவன் விபச்சாரம் செஞ்சு சிக்குனா அவள் இன்றைக்கி அவளுடைய கெட்ட நேரம் அவன் என்ன செஞ்சிட்டா <laughs> மாட்டிக்கிட்டா இதுக்கு முன்னாலும் விபச்சாரம் தான் பண்ணிட்டு இருந்தா அப்போல்லாம் சிக்காதவன் இன்னைக்கு இந்த பல நாள் திருட ஒரு நாளாகப்படுவான் உங்கள் எல்லாரோட கத்தர் பேசிகிட்டு இருக்கிறாரு நீ ரொம்ப காலமெல்லாம் தில்லாலங்கனி பண்ண முடியாது ஒரு நாள் வருது கத்தர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடுவார் அமேன் என்னுடைய நியாயக்கேடு உலகத்தில் காட்டப்படும் தேவனுக்கு முன் வந்து நிற்கும் ரொம்ப காலம் அது மறைஞ்சிருக்காது ரொம்ப காலம் நான் திறமசாலை மாறி பெரிய வீரன் மாறி தீரன் மாதிரிலாம் நடிக்க முடியாது ஒரு காலத்தில் கத்தர் எனக்கு கரெக்டாக காட்டி கொடுத்துருவார் நீ யாராக இருந்தாலும் சரி மனம் திரும்பிக்கிங்க ரட்சிப்பில் ஒழுங்காக நிற்கலையா அந்த பாவம் உங்களை அவமானத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும் ஹாலே லூயா பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது பாவம் எந்த ஜனத்திற்கும் இகழ்ச்சி பாவம் மிகப்பெரிய அவமானத்துக்குள்ள கொண்டு உங்களை விட்டுரும் அப்படி தான் அந்த ஸ்திரீ சிக்கினா ஒரு நாள் அப்போ பாருங்கள் ஆண்டோடைய கிருபை அவளுக்கு வருது அங்கே ஆண்டர் பேசுகிறாரு உங்ககிட்ட இப்போ நியாயம் தீர்க்கிறது கல்ல கையில் வச்சுட்டு இருக்கிறவங்ககிட்ட நான் கேட்குறேன் யார் பாவம் செய்யலி அவங்க அடிங்கிறார் ஹலோ லோயா எல்லாரும் கல்லை போட்டுட்டு போயிட்டாங்க அன்னைக்கு அவளுடைய நல்ல நேரம் அவளுக்கு நல்ல நேரம் ஏசு சொல்கிறாரு நீ போ இனி பாவம் செய்யாத இப்படி ஆண்டவர் உயிரோடு இருந்த காலத்தில் யாரையெல்லாம் சந்தித்து யாருக்கெல்லாம் பாவம் மன்னிப்பு வழங்கினாரோ அவங்களுக்கு மட்டும்தாங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு ஆனால் ரத்தம் சிந்தப்பட்ட பிறகோ உலகத்தில் இருந்தவர்களுக்கும் இனிமேல் பிறந்து உருவாகிறவர்களுக்கு சேர்த்து கரையும் செலுத்தி இருக்கிறார் விசுவாசித்தால் போதும் ரட்சிப்பை அவர்களுக்கு தேவன் தருவார் கரந்த டிகத்தரை மகிமைப்படுத்துங்கள் விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிற அத்தனை பேரும் ஏசு இப்பொழுது இல்லையே ஏசு உலகத்திலே இப்பொழுது இல்லையே எருசலேம்ல தான் நான் போய் பார்ப்பனே அங்கிருந்தா போய் பார்ப்பனே அமெரிக்காவில் இருந்தா கூட போயிடுவனே லண்டன்ல இருந்தா போயிடுவனே திருப்பூர்ல இருந்தா போய் பார்த்துருவனே அப்படியெல்லாம் நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த இயேசுவை நீ விசுவாசித்து உன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு எனக்காக மறித்தார் ரத்த சிந்தினார் என்பதை நீ புரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு உன்னை ஒப்பு கொடுத்து நீ ஞான ஸ்நானம் வாங்கினால் போதும் அந்த பாவ மன்னிப்பை நீ பெற்றுக்கொள்ளலாம் அலலூயா அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு இப்போ படிங்க எவ்வளவு பனிரெண்டில் கொஞ்சம் முன்னாடி படிக்க சொன்னனே ஆரம்பத்தில் அப்புறம் சொல்லும்போது படிங்க நான் சொன்னேன் இல்லையா அந்த வசனத்தை படிங்க எபிராயர் புஸ்தகம் பனிரெண்டில் நாலு படிங்க பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்த படத்தக்கதாக படத்தக்கவர்களாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே கேளுங்க எல்லாரும் கேளுங்க இப்போ பைபிள் ரட்சிக்கப்பட்டவங்க கிட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குது இங்கே பைபிள் என்ன சொல்லுது ரட்சிக்கப்பட்டவன் இப்போ நமக்கு பாவத்திற்கு எதிரா பாவத்துக்கு எதிரா எதிர்த்து நிற்கலையா நம்ம நம்ம ஆட்களுக்கு எல்லாம் ஒரு அசட்டிங்க இந்த ஆண்டவர் மன்னிக்கிறவர்னு என்னைக்கு தெரிஞ்சானோ அன்னைக்கே இவன் மண்ணாங்கட்டி ஆயிட்டான் <laughs> என்னை மன்னிக்கிறவருங்கிற அறிவு எனக்கு என்னைக்கு வந்துச்சோ ஏசு என்னை மன்னிப்பார் ஏசு நான் செஞ்ச என்ன பாவமாக இருந்தாலும் மன்னிப்பார்னு என்னைக்கு எனக்கு அறிவு வருதோ அந்த அறிவு வந்த காலத்திலே நான் என்ன ஆயிட்டேன்னா அமேன் பைபிள் சொல்லுது பாவம் செய்ய மாட்டேன் நான் ரட்சிக்கப்பட்டவன் நான் இயேசுவுக்கு சொந்தமானவன் நான் இயேசுவுக்கு பிள்ளை பரலோக ராட்சியத்தினுடைய பிரஜை என் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்குது இப்படி எல்லாம் சொல்லுகிற ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் பைபிள் ஒரு குற்றச்சாட்டுது எதிர்த்து போராடி ரத்த சிந்துற அளவுக்கு இன்னும் நீங்கள் என்ன செய்யலையாமா அப்படின்னு என்ன பாவத்துக்கு காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம் நம்ம என்ன ஆயிட்டோம் என்ன இப்படி ஒரு விஷயம் சரி பார்த்துக்கலாம் நம்மால் பார்த்துக்கலாம் முந்தையெல்லாம் சின்ன சின்ன விஷயம் நமக்கு ஒரு பெரிய உறுத்தலாக இருக்குங்க சின்னதாக ஒரு பொய் பேசிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு உங்களுக்கு தூக்கமே அன்னைக்கு உங்கள் மூஞ்சியே பார்க்குறவங்களாம் கேட்பாங்க என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க என்னம்மா என்னாச்சு அப்படிம்பாங்க உங்களுக்கு மட்டும்தான் உள்ளுக்குள்ளே அது உறுத்திக்கிட்டே இருக்கும் நீங்கள் சொல்லுவீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அதையும் மீறி சொல்லிடுவீங்க இல்லைல்ல இந்த மாதிரி நான் ஒரு இடத்துல இப்படி ஒரு பொய் சொல்லிட்டேன் இப்படி ஒருத்தரை ஏமாற்றிட்டேன் ஒருத்தருடைய எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதான் என்னமோ பண்ணுது அப்படிம்பீங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு ஆலோசனை சொன்னவங்க அட கம்மன் இருக்கு அழுத இதை விட உலகத்தில் என்னென்னமோ பண்ணிட்டு ஆ வடா உனக்கு ஆறுதல் சொல்கிறவன் என்னடா ஆளு மாற வாட சரிடா மாப்பிள இந்தடா குட்றா இன்னைக்கு என்ஜாய் பண்ணுறா இதுக்கு போய் உட்காந்துருக்குற அப்படின்னா இவன் என்ன ஆயிடுறான் நம்ம ஆளு உற்சாகமாயிடுறான் உங்கள் அம்மா தான் சொல்கிறாங்க நம்ம ஆள் எல்லாம் ஆயிடுறான் ஏன்னா இவனுக்கு ஊக்கம் கொடுத்த சொல்கிறா பாரு ஆள் அப்படி அவன் சொல்கிறான் அவன் சொல்லுவான் ஏய் கம்மனரா நீ பரவாயில்ல நான் சொல்லட்டுமா பார் நானெல்லாம் இப்போ இப்படி இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் நாலு தான் இவனை இவனை இவன் ஆறுதல் படுத்துறது ஒரு சின்ன பொய்க்கே அப்படிலாம் நான் இங்கே பார் உனக்கு தெரியுமா அந்த பக்கத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கொலை ஒரு கொலை கேள்விப்பட்டேன் பேப்பர்லாம் வந்துச்சு தெரியுமா ஆமாம் இவன் சொல்லுவான் ஆமாம் அது பண்ணினதே நான் தான் இப்படி அவன் ஏதாவது ரெண்டு ரெண்டு எடுத்து விட்டு இவன் என்ன பண்ணுறது ஹே இதுக்கெல்லாம் கவலைப்படியா வாடா இன்னைக்கு போய் நாம் என்ன செய்ய போகிறோம் டின்னர் எங்கே குக்கரை கோவில் ஆ அங்கே இங்கே சாப்பிட்றா சாப்பிட்றா அவன் இவனுக்கு ரெண்டு ஊக்கம் கொடுத்தானா இவனுக்கு என்ன ஆயிடுது உட்காந்துக்க அடுத்த நாள்லேருந்து இவனுக்கு ஒரு இருதயம் உள்ளுக்குள்ளே கொம்பு சீவனு மாதிரி இவனுக்கு கோலம் பண்ணவனே கோலம் பண்ணவன் அவனை எவ்வளோ தைரியமாக தெரியுறான் நானே இந்த ஒரு பொய் எப்போ பேசுகிற ஒரு பொய்க்கு வந்த உறுத்தல் போய் அடிக்கடி பொய் சொல்ல ஆரம்பிக்கிறான் பித்தலாட்டம் திருட்டுத்தனம் ஏமாற்றுத்தனம் வஞ்சனை எல்லா கருமாந்தர் உள்ளுக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிச்சிருது அப்போல்லாம் இவன் யாரையும் நினச்சிக்கிறான் இவனுக்கு ஆறுதல் சொல்லி தைரியப்படுத்துன பார்த்தீங்கன்னா அந்த கூமுடையை நினச்சிக்கிறான் அவனே தயிர் கோலா பண்ணிட்டு அவன் விபச்சாரம் பண்ணிட்டு அவன் பாஸ்டே அப்படிமா இப்படி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி செத்து போன பாவம் மனுஷனுக்கு இவன் என்ன கொடுத்துட்ருக்கிறான் உயிர் இருக்கிறான் விளங்கி கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் உங்ககிட்ட இருக்கிற தப்பு சின்னதோ பெருசோ உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை சிறுசோ பெருசோ அதை பிரச்சனைடா தப்புடா அப்படின்னு உனக்கு எவனாச்சும் சொன்னானா அவன் தான் தேவன் உனக்கு தந்திருக்கிற நல்ல உறவுக்காரன் உறாமேன் சொல்லுங்க அவன் தான் உங்களுக்கு உண்மையான நண்பன் அவன் தான் உங்களுக்கு உண்மையான சகோதரன் அவங்க தான் உங்களுக்கு உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் அவங்க தான் உங்களுக்கு முன்பாக உண்மையான ஊழியக்காரர்கள் ஹலோ கடக்கிட்டு கழுத நீ செய்டா நீ பாடுறா பார்த்துக்கிறேன்னா நான் உனக்காக ஜோம் பண்ணிக்கிறேங்கிறான் எத்தனை இருக்கு புரியுது ஒரு பாவம் ரெண்டாகும் நாலாகும் நாற்பதாகும் அப்புறம் அப்புறம் உங்களுக்கு தெரியுமா பாவம் உள்ள மனிதனுக்கு பரலோகத்தில் இடம் இல்லை பாவிகள் பரலோகத்திற்கு சொல்லுங்கள் பாவிகள் பரலோகத்திற்கு பாவிகள் நீதிமான்கள் சபைக்கே வர முடியாதா நீதிமான்கள் சபையிலே நிற்க முடியாது எப்படி எப்படி பரலோகத்துக்கு போக முடியும் எப்படி போக முடியும் வேகமாக சொல்லுங்க எப்படி போக முடியும் போக முடியாது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த ரட்சிவை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் பாவத்துக்கு விரோதமாக நீங்களும் நானும் ரத்தமே சிந்த வேண்டியது வந்தாலும் புரியலையா அப்படின்னா போராட வேண்டியது வந்தாலும் நம்ம என்ன செஞ்சாகணும் ஆ சொல்லுங்கள் யோசேப்பு போத்திமாருடைய வீட்டில் என்ன வந்தாலும் பரவாயில்ல நான் பாவம் செய்ய மாட்டேன்னு வஸ்திரத்தை பிடுங்கிட்டாங்க பிடுங்கிட்டா யோசேப்பினுடைய நமக்கு புரியுதுக்கா சொல்கிறேன் யோசேப்புடைய வேஷ்டி யார் கையில் இருக்குது ஞானமுள்ள யோசிப்பு கூமட்டையும் அல்ல ஞானமுள்ள யோசிப்பு தெரியும் என் வேஷ்டி அவ கையில் இருக்குது இவ என்ன பித்தலாட்ட வேணாலும் பண்ணுவா அவருக்கு தெரியும் ஆனால் வேஷ்டி மாட்டுச்சுங்கிறதுக்காக என் இறுதியும் கரைபடுறதுக்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன் அலையலோயா தேவனுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட பாவத்தை செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் நிர்வாணமானாலும் பரவாயில்ல வஸ்திரம் இழந்துட்டாலும் பரவாயில்ல வஸ்திர கையில் இருந்தாலும் பரவாயில்ல அவளுக்கு இணங்க மாட்டேன்னு வைராக்கியும் காட்டினா செய்யாத குற்றத்தை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான் யோசேப்புக்கு அது ப்ளஸ்ஸாக தான் மாறிச்ச வழிய மைனஸ் ஆகி மாறவே இல்லை இன்றைக்கு தேவன் இப்படி வைராக்கியம் காட்டுகிற யோசேப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறார் கிறிஸ்துவுக்காக வைராக்கியம் காட்டி எந்தெந்த இடத்திலிருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகிறீங்க யார் யார்கிட்ட இருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகிறீங்கிறத பரலோகம் கண்காணிச்சிட்டு இருக்குது ஹலோ லூயா ஹலலூயா ஆமா சாத்ராக் மேஷாக் ஆபேத்னக்க என்று சொல்லுகிற அனனியா அசரியா மீசாவேல் ராஜகட்டளைக்கு பயந்து அவன் ஏற்படுத்தின பொற்சிலைக்கு முன்பாக விழுந்து பணியில் எரிகிற அக்னி ஜுவாலைக்குள்ள போடப்பட்டாலும் நாங்கள் தேவனை தவிர வேறு யாரையும் சேவிக்க மாட்டோம் ஹலலூயா சிங்கத்தின் கவியிலே போடப்படுவோம் என்று தெரிந்தும் கூட தானியல் தினம் மூன்று வேலை முந்தி செய்து வந்தபடியே இப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவனாய் காணப்பட்டான் எத்தனை சாட்சி வேணும் உங்களுக்கு வேதத்தில் எல்லாம் தெரியுது எல்லாம் படிச்சிருக்குது எல்லாம் நம்ம ஆளுக்கெல்லாம் ஒரு பழக்கங்க திருவிருந்து வாரத்தில் தான் பாவம் ரொம்ப உணர்த்தப்படும் எப்போ எந்த வாரம் எல்லாரும் சொல்லுங்கள் எந்த வாரம் எந்த வாரத்தில் ஏன்னா அன்னைக்கு தான் பாஸ்ட் கடைசியாக திருவிருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுவார் நானெல்லாம் சொல்லுவேன் அபாத்திரமாய் பங்கு பெற்றவர்கள் பலவீனப்பட்டு இருக்கிறார்கள் வியாதிப்பட்டு இருக்கிறார்கள் அடுத்து ஒன்று சொல்லுவோம் பாருங்க மறித்தும் இருக்கிறார்கள் அது ஒன்று தான் உள்ளுக்குள்ள மாதிரி ஒரு குடைச்சலை ஆ நம்ம ஆளுக்கு அந்த திருவிருந்து வாரத்தில் என்னை மன்னிச்சுக்குங்க அன்பு சகோதரனே சகோதரிகளே என்னை மன்னிச்சுக்குங்க அந்த வாரத்தில் எங்கேருந்து தான் கண்ணீர் வருதுன்னே தெரியல ஊத்து ஊத்துன்னு ஊத்துது ஐயோ ஆண்டவரே பாவியாகிய மேலே ஐயோ நேற்றுக்கு ராத்திரி கூட குடிச்சிட்டு ஆண்டவரே ஐயோ கர்த்தாவே போன வாரத்தை சொந்தத்துக்கு போன பக்கத்தில் ஐயோ கட்டி பிடிச்சி உலகத்தாரோடு சேர்ந்து அழுதுட்டு கடவுளே ஐயோ திருடிட்டு ஆண்டவரே இப்போ தான் எனக்கு புரியுது இந்த ஆராதனை முடிச்சு போய் நான் திருப்பி கொடுத்துட்றேன் எனக்கு இப்போ ஒரு இறக்கம் கொடுக்க மாட்டீரா எங்கிருந்து வருதுன்னே தெரியல ஊத்துறாங்க நீர் எல்லா தில்லாலங்கடிய ஆண்டவருக்கு அது என்ன திருவிருந்து வாரத்தில் மட்டும் ஒரு பக்தி வருது அதில் முன்னமே சில பேர் புத்திசாலிங்க மூணு நாள் உவாசத்தில் வந்துடுறது வந்துட்டு இங்கே உட்காந்துட்டு ஈசோப்பினால் கழுவும் இன்றே பாடுறா இன்றே ஆ பனி போல வெண்மையாக்கும் ஐயா திருவார்த்தையினா சிகப்பு போல உங்க பாவம் இருந்தாலும் உறைந்த பனி போல அதாவது பனிக்கட்டி மாதிரி வெள்ளையா அவங்கள மாத்திடுவாராம் எல்லா பாவைகளுக்கு இந்த வசனம் தெரிஞ்சிருக்குங்க எவனெல்லாம் துணிஞ்சு துணிஞ்சு பாவம் பண்ணாலும் அதுக்கெல்லாம் ரத்தாம்பரம் போல் என் பாவங்கள் இருந்தாலும் உறைந்த மழை போல் உங்களுக்கு இன்னொரு வசனம் தெரியுமா உறைந்த வெண் பஞ்சு போல மாத்துவாராம் அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோ பஞ்சு மாதிரி மாக்கிடுறாரா ஈசோ பினால் இன்றே சுத்தமாவோ ஈசோப்பினால் கழுவும் அப்படின்னு என்ன கேட்டு பாருங்க அது தெரியாது அது வேற விஷயம் இதெல்லாம் எங்க வந்து உட்காந்துக்கிட்டு இது எந்த இது எந்த எங்க வந்து உட்காந்துக்கிட்டு ஏன் ஏன் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன இருக்கு முன்னாடி இவர் பிஃபோர் என்ன செய்கிறாராம்மா அந்த மூணாவது நாள் அன்னைக்கு எங்கேருந்து தைரியம் வருதுன்னு தெரியல சுத்திகரிப்பு ஆயிட்டுமல்ல எவன் சொன்ன உனக்கு யார் சர்டிஃபிகேட் கொடுத்தா பாவம் இதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் கணக்கில் அதுக்கு பேர் பாவம் தேவன் உங்கள் கணக்கில் அதை எப்படி என்ட்ரி பண்ணுறாரு நீங்கள் பாவம் தான் செஞ்சீங்க பாவம் செயலின் ஆண்டு சொல்ல மாட்டார் அலை லூயா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் இப்போ எல்லாருக்கும் நல்லா புரியும் பாருங்க நல்லா கேட்டுக்குங்க இங்கேருந்து தானே இங்கேருந்து அப்படியே இங்கிருந்து எல்லோரும் கேட்டுக்குங்க பச்சை மாநிலத்தில் தாவிது பாவம் செஞ்சுட்டார் கொஞ்சம் அப்படியே உணர்வே இல்லாமல் அப்படியே மாப்பிள்ளை திரிகிறாரு அப்போ தான் யார் அனுப்புகிறார் ஆண்டவர் நாத்தான் வந்து பொழுது கட்டினாரா அவர் வாயிலே தீர்ப்பு கொண்டு வர்றாரு பாருங்க தீர்க்கதரிசி எவ்வளோ பெரிய அறிவு அவன் மேலே உட்காந்துருக்கிற ஆவியானர் யார் சொல்கிறார் தாவிதிட்ட கதை சொல்கிறார் இந்த மாதிரி தாவிது என் கோர்ட்டில் அவனுக்கு யார் அவன் அப்படின்னு கேட்கும்போது நாத்தன் சொல்லுவார் நீ தான் அந்த மனுஷன் ஐயோ நானா ஐயோ எனக்கு நானே சொல்லிட்டேன் அப்படின்ட்டு இதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க தாவிது அதுக்கப்புறம் உடஞ்சி அழுதாரு சங்கீதம் ஐம்பத்தொன்று உங்களுக்கு தெரியும் கதை அதுதான் சங்கீதம் ஐம்பத்தொன்று அதுதான் அந்த அதுக்கப்புறம் வந்தது தான் அவர் அதில் தானே சொல்கிறார் ஈசோப்புனால என்ன கழுவிடுங்க சுத்தமாகிடுவேன் இந்த இறுதி வேண்டதை எடுத்துருங்க புதுசாக ஒரு இறுதி எனக்குள்ளே வைங்க நிலைவரமான ஆவி எனக்கு உங்கள் நல்ல ஆவி என்ன அப்படிலாம் சொல்லி கெஞ்சு கெஞ்சுன்னு கெஞ்சி ஊற்று ஊற்றுன்னு ஊற்றி அந்த சங்கீதத்தில் பாவ மன்னிப்பை வாங்கிடுறாரு பாவ மன்னிப்பை வாங்கினார்னு எழுதியிருக்குதா இவர் கள்ள பிரசங்கம் பண்ணுறாருனால சொல்லிடாதீங்க வாங்கிட்டார் அதுக்கப்புறம் ஆண்டவர் தாவீதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கும் போதெல்லாம் சொல்லுவார் பச்சைமாளி விஷயத்தை தவிர எந்திரிச்சு வா வாடா எந்திரிச்சு தம்பி நல்ல ஆள் தண்டா நீ அப்படி சொல்லிட்டு ஆண்டு சொல்லார் இந்த பட்சேபா உடனே மட்டை தான் சொல்லிடா மண்டையா இந்த பட்சேபாலுடைய விஷயத்தை இப்போ தாவீதுக்கு வந்து பிரச்சனை எது மட்டும்தான் ஆ உங்களுக்கு புரியிருக்கா தான் இந்த இந்த எக்ஸாம்பிள் மண்டை சொரிப்பா இந்த பச்சை இவன் யோசிக்கிறான் எப்போ ஆண்டவர் சொன்னாலும் நம்மளுக்கு எதை சொல்லிடுறாரு இதை இவன் மன்னிச்சிட்டீங்க ஆண்டு ஆளாக எழுசி மாட்டேங்கிறீங்க அதைய ஸோ அதை அதை வந்து இதைய இதை இது இல்லாமல் சாட்சி கொடுங்களேன் ஆண்டவரை ஏய் உலகத்துக்கே தெரியும் நீ பண்ண அக்கிரம என்னன்னு அப்புறம் எல்லாரும் கேட்பானுங்க என்ன ஆண்டவர் மறந்துட்டீங்களா நீங்கள் எது எதை விட்டுட்டீங்க அதனால் ஆண்டவர் என்னங்கிறார் இந்த பட்சேபாலுடைய விஷயத்தை தவிர அப்படி தான் இவருக்கு சாட்சி கொடுக்கும் போதெல்லாம் இவரும் மண்டை சொல்லி இவருக்கு ஒரு பிரச்சனை எது இப்போ நம்ம உட்காரு சொல்கிறேன் ஒரு பிரச்சனைக்கே அவருக்கு மண்டை சொரியுது இப்போ குடிக்கிறவன் மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க எத்தனை நாள் குடிக்கிறீங்க நான் நான் குடிகாரனர் சொல்லக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்குது என் அன்பு தேவனுடைய மதுபான பிரியர்களே இங்கே யாராவது இருந்தீங்கன்னா ஒரு தடவை ஒரு முறை ஒருத்தினிடத்தில் போனதுக்கே கத்தர் இருக்கிறாரு இப்போ இந்த வாரத்தில் ஏழு நாளில் நாலு நாள் குடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு சொல்கிறையா திங்கக்கிழமை ஒரு நாள் செவ்வாய் விட்டுருங்க புதன் ஒரு நாள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை குடிக்க முடியாது நேற்றுக்கு ஒரு நாள் குடிச்சிட்டிங்க மூணு நாள் தேதி சொல்லுங்கள் திங்கக்கிழமை என்ன தேதி பன்னெண்டு புதன்கிழமை பதிமூணு வியாழக்கிழமை பன்ன பதினொன்று பதிமூணு பதினாலு மூணு தேதி குடிச்சு குடிகாரில் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு சொல்கிறையா பேச்சுக்குமா உடனே நீங்கள் யார் அது அப்படின்னு எல்லாம் தேடக்கூடாது <laughs> இருந்தாலும் தேடக்கூடாது இப்போ ஆண்டவர் இப்படி சொல்லணும்னா இப்போ உங்களுக்கு சொல்லணும்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் ஏப்ரல் மாதம் பதிமூணு பதி பதினொன்று பதிமூணு பதினாலு மூன்று தேதிகளில் குடித்ததை தவிர இந்த மாதிரி போன மாதத்தில் அதுக்கு முந்தின மாதத்தில் இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி தான் உங்களுக்கு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ இப்போதைக்கு நம்ம பண்ண அக்கிரமத்தையே அவர் இன்னும் சொல்லி முடிச்சிருக்க இந்த தவிர அப்படிங்கிறதே இன்னும் நீங்கள் இந்த இந்த இந்த அல்லையில் இந்த டிவி சீரியல் பார்த்தது சினிமா பார்த்தது ம் இன்னும் இத்தனை அக்குறும் பண்ணுறீங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு அப்படி ஒன்றுமே தெரியாத மாதிரி இங்கே உட்காந்துருக்கிறது இவங்களெல்லாம் மதுபான பிரியறனோடய சிரிப்பு பார்க்கணும் தாண்டவம் ஆடுது நீ எத்தனை பேர்த்த கொண்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு நாளும் எத்தனை பேரை பாவத்தில் விளை வச்ச பெருமை உங்களுக்கு இருக்குது அப்படி உங்கள் முன்னாடி லோ லோன்னு ஒருத்தர் அலைவான் அப்படியே பல பேர் அலை விடுறது ஒருத்தரை நீங்கள் இடர பண்ணினீங்கன்னா அவனை விட தண்டனை உங்களுக்கு தான் அதிகம் பிள்ளை கேட்குறியா ஒருத்தன் உன்னால் இடர்னானா உனக்கு ஐயோ வீட்டில் கிளம்பும் போது வஸ்திரம் போடும்போது நீங்கள் ஜெபம் பண்ணணும் இந்த வஸ்திரம் யாரும் என்ன செய்யக்கூடாது என் இள நாட்களில் நான் அப்படி ஜெபம் பண்ணிட்டு தான் வஸ்திரம் போட்டிருக்கிறேன் செருப்பு ஆடம்பரமாக வாங்க மாட்டேன் செருப்பு வாங்கி முதல்ல ஜெபம் பண்ணிட்டு தான் காலில் போடுவேன் அன்றே நான் செருப்பு போடுறது பெருமைக்கல்ல என் கால்களை பாதுகாக்க இந்த செருப்பு யாரு யாரையும் இடர பண்ண ஜோ பண்ணிடுவேன் இன்றைக்கி வரைக்குமே என் மனசில் அது ஓடிட்டே தான் இருக்குது ஜோ பண்ணிடுவேன் இதனால் யாரும் பாவத்துக்குள்ளே என் செருப்பு அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது மற்ற திருடிட்டு போனான்னு வச்சுக்கோங்க அதனால் ஆண்டவர் என் செருப்பு யாரை இடர பண்ண அதனால் எனக்கு இந்த திருட்டு போகிறது சீக்கிரம் பிஞ்சு போகிறது அதெல்லாம் இருக்காதுங்க முதல்ல ஜோம் பண்ணு ஜோம் பண்ணி ஒரு பிரதஷ்டம் பண்ணிட்டு தான் அப்புறம் போடுறது ஹலோ லோயா நான் என்னுடைய வாழ்க்கையிலேருந்து நிறைய விஷயம் உங்களுக்கு அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பேன் அதெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் பிடிச்சிக்குங்க நீங்களும் அப்படித்தான் ஒரு பாவத்தை செஞ்சுக்கிட்டு அந்த மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் படுற பாடு முதல்ல தெரிஞ்சதுன்னு வச்சுக்க இந்த பச்சை பாலை பக்கமே அவன் நினச்சிருக்க மாட்டான் ஐயோ சீ கழுத அவ கிடக்கிறான் அப்படின்ட்டு இவன் பாட்டுக்கு நினச்சி வேகமாக உப்பருகிலிருந்து இறங்கி வீட்டுக்குள்ள ஓடி இருந்திருப்பான் அலையிலூயா தெரியாமல் சிக்கிட்டான் இன்னைக்கு வரைக்கும் படுற பாடு இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு பிரச்சனைக்கே ஆண்டவர் அவனுக்கு இதை தவிர அப்போ நீங்கள் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் இதை தவிரன்னு சொன்னால் எத்தனை சொல்கிறது ஐயோ திங்கக்கிழமை குடிச்சதை சொல்லிட்டாரு செவ்வாய்க்கிழமை குடிச்சத போன பத்து வருஷத்துக்கு முன்னாடி குடிச்சதெல்லாம் தவிரங்கிறாரு ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் பெற்று தேவனை விசுவாசித்து தேவனோடு நடக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு என்னென்ன பாவத்துக்கெல்லாம் நீங்கள் உங்களை விட்டு கொடுத்தீங்களோ விற்று போட்டீங்களோ எல்லாமே உங்கள் கணக்கில் இன்னைக்கு எல்லாம் போகட்டு கழுத இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க நான் பாவம் செய்ய மாட்டேன் யாரும் பாவம் செய்கிறதுக்கு நான் காரணமாய் சொல்லுங்க இன்னைக்கு ஆழமான ஒரு தீர்மானம் உங்களுக்குள்ள வரட்டும் யார் பாவம் செய்கிறதுக்கு நான் காரணமாய் இருக்க மாட்டேன் அலே லூயா விளங்குதா விளங்கலையா பாவ மன்னிப்புதாய மீட்பு அதுதான் நித்திய மீட்பு அதுக்கு பேர் தான் இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம ரொம்ப ஈஸியாக பேசிகிட்டு இருக்கிறோம் ரட்சிக்கப்பட்டுங்க <laughs> ரட்சிக்கப்பட்டுங்க <laughs> அப்படின்ட்டு இருப்பீங்க எங்கே பட்டீங்கன்னு தெரியல ரட்சிப்பு நீங்கள் நினைக்கிற மாதிரி சிம்பிள் அல்ல அதுக்கு கிரையம் ஜாஸ்தி காலை ஆறாதில்ல பாட்டு ஆறாதில்ல அம்மா சொல்கிறாங்க ரட்சிப்பு இலவசம் இலவசமாக பெற ரட்சிப்பை உன் வாழ்நாள் முழுசு நீ காத்துக்கிறதுக்கு போராட வேண்டியது இருக்குது லோயா இன்னைக்கு உங்கள் மத்தியில் நிற்கிற நான் எனக்கு பாவம் வராதா பாவம் செய்கிறதுக்கு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காதா நான் அழுவுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதா உங்களை விட ஏகப்பட்ட வலை எனக்கு தான் இருக்குது ஏகப்பட்ட வலையை பிசாசி எனக்கு விரித்து வச்சுருக்கிறேன் எல்லா பக்கத்திலும் நானும் யோசனை பண்ணாமல் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பராக உங்களை விட பாவம் பண்ணி இன்னொன்று சொல்லட்டுமா உங்களை விட சூப்பராக மறைச்சு வாழ்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஞானத்தை கத்தர் கொடுத்துருக்கிறார் ஊழியக்காரனுக்கு ஆனால் ஒரு நாள் இருக்குதே நீல சாயம் வெளுத்து போச்சு டும் டும் டும் டும் கேட்டிருக்கிறீங்களா ஞாபகம் வருதா பழைய ஆட்களுக்கெல்லாம் நீல சாயம் ஐயா சிமேன் ஐயா வெளுத்து போயிரும் ஐயா அந்த நாளை விரும்புகிறவனுக்கு ஐயோ அது மப்போம் வந்தார் அது கோபத்தினால் அந்த நாள் அது விரும்பத்தக்க நாள் ஏன் தெரியுமா எல்லாம் வெளியரங்கமாக எல்லாமே அப்போ அவ்வளவு பர்ஃபெக்டா அவ்வளவு பியூரிட்டியா வாழ்ந்திருந்தா மட்டும்தான் வறுமையா அப்படின்னு அவரை கூப்பிட முடியும் இல்லைன்னா ஒன்று பிரச்சனையே இல்லை ஐயா மெதுவாக வறுமையா அப்படின்னு பாடலாம் பைபிள் எப்படி தெரியுமா முடியுது கத்ராகியேசுவே சீக்கிரம் வாரும் ஆமே அப்படித்தான் முடிஞ்சிருக்கு பைபிள் எப்படி முடிஞ்சிருக்குது இயேசுவை சீக்கிரமாக வர சொல்லிட்டு தான் பைபிள் என்ன செஞ்சிருக்குது எத்தனை பேர் அவரை இருக்கிறீங்க கரம் தூக்கி இருங்க பார்க்கலாம் நான் இயேசுவை எதிர்பார்க்கிறேன் அல்ல லூயா என்னேசர் வருவார் மேகங்களுடனே தம்மோடு சேர்த்து கொள்ளுவா ஹலலூயா அங்கே போயிட்டா இந்த பாவம் உலகம் இல்லை பாவம் மனுஷர் இல்லை பாவம் இல்லை பாவம் செய்கிறவர்கள் இல்லை பாவம் செய்ய தூண்டுறவங்க இல்லை பாவிகள் அங்கே இல்லை எங்கே பார்த்தாலும் பரிசுத்தம் தான் எங்கே பார்த்தாலும் பரிசுத்தம் தான் சிந்தை பரிசுத்தம் பார்வை பரிசுத்தம் எல்லாமே அங்கே பரிசுத்தம் தாங்க அங்கே போகிற வரைக்கும் இந்த பாவ உலகத்தை சமாளிக்கிறது ஒரு நாளில் நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கிட்டீங்க ஆனால் அதை காத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் நீங்கள் போராடணும் அதைத்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாசித்தோம் ரத்தம் சிந்தத்தக்க அளவில் இன்னும் நீங்கள் என்ன செய்யலையாமா அப்படின்னு என்ன அர்த்தம் கையை வெட்டுவானா வெட்டிட்டு போகிறோம் ஆனால் இந்த கையினால் நான் என்ன செய்ய மாட்டேன் பாவத்தை செய்ய இந்த காலை வெட்டுனா வெட்டட்டும் அதுக்காக நான் வெட்டப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக அந்த பாவத்தை தேடி நான் என்ன செய்ய மாட்டேன் போக மாட்டேன் பாவம் செய்யாமல் இருந்ததுக்காக என்னை கொன்னா கொல்லட்டும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் இன்னும் ரெடி ஆகலின்னு பைபிள் சொல்லுது நான் சொல்லலை பைபிள் சொல்லுது இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க என்ன வந்தாலும் நான் பாவத்தை பாவத்தை செய்கிறதுக்கு நான் துணிகரம் கொள்ள மாட்டேன் நான் பாவ மன்னிப்பு பெற்றவன் அதற்காக என் இயேசு கல்வாரி சிலுவையில் என்ன செஞ்சாரு கிரையும் செலுத்தினார் ஹலே லூயா நான் அதை மறந்து நான் என்ன செய்ய மாட்டேன்னா பாவம் செய்ய மாட்டேன்